எதிர்பார்த்தது வந்தாச்சு சம்ம வெக்கேஷன் வரையாட்டம் போடு எப்பவும் ஜோலியை தான் விரும்பும் நம் ஜெனரேஷன் கொண்டாட நல்வழிகள் தேடு உலகத்தை செய்வோம் மம்மியை எதிர்ப்போம் மைசில் சாரம் ஏறுவோம் இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடிப்போம் மங்கியை குளிப்பாட்டுவோம் செய்வோம் நாங்கள் செய்வோம் தேடுவோம் தடோபட்டெடுவோம் காண்டினன் வரைவோம் சிஸ்டருடன் பம்பு செய்வோம் ஆனந்தமாக பொழுதை போக்கிட வழிகள் பல உண்டு நீங்களும் வாங்க பெரிய சிற்பங்கள் ஆட்டா செய்வாங்க நீங்களும் வாங்க பெரிய சிற்பங்கள் ஆட்டா செய்வாங்க மாம் சினியசு ஃபாபோ ஹாலோவீன் கொண்டாட